பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவராயினும் நனி சிறந்தனவே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திர தின விழாவிலே திருச்சினங்குப்ப பகுதியிலே விழா எடுக்க வேண்டும் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வுகளை பற்றி தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற திருச்சுங்கப்பு பகுதியிலே சமய வகுப்பை நடத்தி வருகின்ற ஸ்ரீமடத்தின் பொறுப்பாளர்களே தலைமையேற்று வழிநடத்தி செல்கின்ற சுவாமிஜி அவர்களுக்கு வணக்கம் பாடி சென்றிருக்கின்ற சகோதரி கண்ணகி அவர்களே வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் கிரி அவர்களே எனக்கு முன்னாலே நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களே வள்ளிநாயகம் பிள்ளை அவர்களே திருஷ்ணங்கப்பு பகுதியைச் சேர்ந்த கோலப்பன் அவர்களே மற்றும் விஸ்வ இந்து பிரசத் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களே ஏனைய ஊர் பெரியோர்களை குழந்தைகளை அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவராயினும் நனி சிறந்தனவே எனக்கு முன்னாலே பேசிய பெரியோர் சொன்னாங்க இந்த சுதந்திர கடலை நம்ம நாட்டின் மீது நம்ம தேசத்தின் மீது பற்றுதலை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தது ஸ்ரீ எம்பெருமான் ராமபுரான் அவர் சொன்னது அந்த வாசகம் பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவராயினும் நனி சிறந்தனவே என் தாய மாதிரி இந்த நாட்டை நேசிப்பேன் நமக்கெல்லாம் தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னாரு யாரு சொன்னா கனியம் பூங்குன்றனார் எல்லாத்துக்கும் தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்ன கனியம் பூங்குன்றனார் அவருடைய பேர்ல அவருடைய ஊரை வச்சுக்கிட்டாரு இதனால அவருடைய பேர் என்ன பூங்குந்தன் ஆனா பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னாலும் கூட அவர் கணியம் பூங்குண்டனான் தான் எல்லாருக்கும் தெரியும் காரணம் என்ன அவர் நேசிச்ச மண் அவர் பிறந்த மண் அவர் பிறந்த மண்ணு சாதா எளிய வாசகத்தை சொன்ன சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமாம்பாங்க அதுதான் உண்மை ஆனா இந்த சுதந்திரம் பற்றி தெரியாம இந்த நாட்டை பத்தி தெரியாம இந்த நாட்டை இந்த மண்ணிற்கு வாழவிற்கே தகுதி இல்லாத சில தற்குறிகள் இந்த தேச விரோத கருத்துக்களை பரப்புவதோடு இந்த தேசத்துல வாழ முடியாது இந்த தேசம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி தேவையில்லாத இந்த நாட்டின் மீது பற்று இல்லாத இந்த தேச விரோத கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது பொறுக்கி தேசம்பா ஒரு நாய் இந்த நாட்டில் வாழதுக்கே தகுதி இல்லைம்பா யார் யாரும் இங்கிருந்து யார் போனாலும் யார் வந்தாலும் யாரை பற்றி கவலைப்பட போறதில்லை ஆனா இந்த நாடு அத்துணை பேருக்கும் வாழ்வதற்கு தகுதியான நாடு அனைத்து வளங்கு எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏங்கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அதுதான் உண்மை இது தெரியாம பயன்படுத்த தெரியாம காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு நம்ம வரலாறு தெரியாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக இந்த சுதந்திர தின விழாவின் மூலமாக இந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளின் மூலமாக நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாக இந்த நாட்டுக்காக இந்த தேசத்திற்காக இந்த நாட்டின் மண்ணை மீட்டெடுப்பதற்காக சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய தியாகத்தை தன்னுடைய வாழ்நாளிகளை எல்லாம் இழந்த தியாகிகளை பற்றி தெரிந்து கொண்டு இந்த சுதந்திரத்தை பற்றி தெரிவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நமக்கு பேசிட்டு குழந்தைகள்லாம் பேசினாங்க யாரை பற்றிலாம் பேசினாங்க வருத்தப்படக்கூடிய நம்ம குழந்தைகள் பேசினா அருமையாக பேசினாங்க அதே போல சமயம் அந்த மாணவிகள்லாம் சமயம் பாடினாங்க பாடல் பண்ணாங்க தெய்வ பக்தி தேசபக்தி பாடல் பண்ணாங்க தெய்வ பக்தி பாடல் பண்ணாங்க சந்தோஷமா இருந்தது பல பகுதிகளில் இன்னைக்கு போனாலே நம்ம ஒரு கடவுள் வாழ்த்து இது மாதிரி நிகழ்ச்சி இருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கடவுள் வாழ்த்து யார் பிடிப்பா அந்த டீச்சர் பிடிப்பாங்க இல்லட்டா அது இந்த பிள்ளை பிடிக்க முடியும் ஒரு தேச ஒரு கடவுள் வாழ்த்து படிக்கிறது எல்லாரும் படிக்கணும் யாரு ஒரு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைகள்னா அத்தனை பேரும் படிக்கிறதுக்குள்ள தகுதி உள்ள ஆகணும் நான் வாரேன் நீ வாரேன் என்ன படிக்க சொல்லலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகணும் அது இந்த இடத்துல ஒரு சமயப்பு நடத்திட்டு இருக்கிறதுனால சமயப்பு நடந்துட்டு இருக்கிறதுனால அதை வடிவ நாளாக நாளாக வாரந்தோறும் தவறாம எழுச்சியோடு உற்சாகத்தோடு அத்தனை குழந்தைகளை ஒருங்கிணைத்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை உருவாயிருக்கு பல இடங்கள பல பகுதிகளில் நாம போயிருப்போம் இன்னைக்கு ஏப்பா வரல அது இங்க கோயில்ல கும்பாபிஷேகம் அப்படியா சந்தோஷம் எப்படி நடந்தது பயங்கர கூட்டம் அப்படியா என்ன விசேஷம் அது காலையில் ஒம்பது மணிலேருந்தே அன்னதானம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் ஏக அன்னதானம் பரவாயில்ல சந்தோஷம் பார்த்தாச்சுன்னா பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க எந்த கோயில் அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நாற்பத்தோரு நாள் மண்டலாபிஷேகம் நடக்குது மாதிரி போய் ஒரு ஒரு இப்பெல்லாம் படித்தாங்க அபிராமி அந்தாதி படித்தாங்க ஒரு நாலு பேர்கிட்ட போய் உட்காந்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தலைவர் யாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் ஒரு நாலு வரி அபிராமி அந்தாதி படின்னு சொன்னால் அது நான் பாடல அந்த கீழே தெருல அந்த அக்கா பாடுவாங்க அப்படி காரணம் என்ன நமக்கு தெரியாது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல அந்த சூழ்நிலை என்ன ஆகும் நாம குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம் பல பகுதிகளுக்கு கூட்டிட்டு போவோம் பல இடங்களுக்கு சுற்றுலாத்தலங்களுக்கு கூட்டிட்டு போவோம் அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றா பார்த்து கேள்வி கேட்டுட்டே வருவாங்க இந்த இந்த பொம்மை இதுக்கு அங்கே இருக்கு இந்த இடம் ஏன் இப்படி இருக்கு நாம என்ன சொல்லுவோம் அதுக்கு பேசாம வா கோயிலுக்கு வந்தாச்சு அமைதியா வா சாமி விட்டுட்டு போகும் அப்படிப்போம் நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த விஷயங்களை பற்றி அந்த சூழ்நிலையை பற்றி அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி நாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தயாராகவும் அந்த குழந்தைகளுக்கு அந்த உணர்வு வரும் அந்த தெய்வ பக்தி வரும் அந்த தேசபக்தி வரும் அமைதியாகவா எதுவும் கேட்கக்கூடாது கோயிலுக்குள்ள அமைதியாவா அப்படின்றோம் அப்போ நமக்கு அந்த வரலாறு தெரிஞ்சிருந்தா நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராகும் அந்த உணர்வு அந்த தேசத்தின் மீது உள்ள பக்தி அந்த தெய்வத்தின் மீது உள்ள பக்தியினுடைய ஈர்ப்பு வந்து அந்த குழந்தைகளுக்கு அதிகமாகும் சாமி பேசும்போது சொன்னாங்க அந்த உணர்வோடு செயல்படணும்னாங்க அப்ப நமக்கு சந்தேகம் வரும் என்ன உணர்வோடு செயல்படணும் எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு பாட்டு பிடிச்சாங்க தேசபக்தி பாடல் பாடும்போது அந்த குழந்தை ஒரு பாட்டு பிடிச்சாங்க பாரில் எல்லா தேசங்களிலும் அந்த பாட்டு கூட உணர்ச்சி அது பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம் அதை படிக்கும் போதே நான் சாதா போய் கடையில் போய் அஞ்சு டீ ஒரு வடை தாங்க அப்படின்னு எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம் எங்கள் தேசம் உயர் தேசம் இதனில் நாங்கள் பிறந்துள்ளோம் இதனுண உண்டு வளர்ந்துள்ளோம் அந்த தேசத்தை பற்றி சொல்லும் போதே நம்மளுடைய உடம்புல மெய் சிலுக்கணும் தேசத்திற்காக வாழ்ந்திடுவோம் எங்கள் தேசம் உயர் தேசம் எங்கள் தேசம் உயர் தேசம் எங்கள் தேசம் உயர் தேசம் அந்த பாடல் பாடும்போது கூட இந்த மண்ணை பற்றி பேசும்போது கூட இந்த தேசத்தை பற்றி பேசும்போது கூட நம்மளை அறியாமல் இந்த ஒரு பக்தி இருக்கணும் இந்த நாட்டின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அது எப்போ வரும் அது தொடர்ந்து அந்த சமயம் உப்புற பணியை பயணிக்கும் போது இந்த தேசத்தை பற்றி உள்ள வரலாறு தெரியும் போது இந்த தேசத்தினுடைய வரலாறுகளை நம்ம படிக்கும் போது பெரியவர்களுடைய தியாகிகளுடைய போராட்ட வரலாறுகளை நாம தெரிஞ்சிருக்கும் போது அந்த தேசத்திற்கு மேல நம்மள அறியாம நம்ம தேசபக்தி வரும் கேரளாவை சேர்ந்த ஒரு பெரியவர் அவரு கல்லூரிகள் போய் வகுப்பெடுக்க அவருடைய நிகழ்வு சுய மேம்பாட்டு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அந்த வகுப்புகள் எடுப்பேன் வழக்கம் ஒரு முறை அவரை கூப்பிட்டாங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு நீங்க வகுப்படுக்கணும் வரணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப உதற நம்ம கல்லூரி மாணவர்கள் பல இடங்கள்ல எதிர்கேள்வி கேட்கும் போதே சில சமயத்தில் பதில் சொல்றதுக்கு நம்ம சங்கடமா இருக்கும் இப்ப கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு வகுப்பு எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க சரி பரவாயில்ல எல்லாருமே நல்லா படிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல போறோம் அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை பத்தி சொன்னா மட்டும்தான் நம்மளுடைய உரையானது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு யோசனை பண்ணார் சரி பரவாயில்ல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கால் மீட்டிங் போனாரு அங்க இருந்தது எல்லாமே கல்லூரியில வகுப்பெடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் உட்கார்ந்துருந்தாங்க குறிப்பாக பெண் பேராசிரியர்கள் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டார் இந்த நாட்டுக்காக இந்த தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடிய நேதாஜி காந்தியடிகள் இப்படி ஒரு பத்து பேர் நாலஞ்சு பேருடைய பேரை சொல்லிட்டு இவங்களை தவிர்த்து ஒரு பத்து பேருடைய பட்டியல் கொடுங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எலும்பி சொல்லலாம் அப்படின்னாரு யாருமே எலும்பில்ல இவருக்கு சங்கடமா போச்சு எல்லாருமே கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் காந்தியடிகளுடைய பேரை சொல்லக்கூடாது பாரதியார பேரை சொல்லக்கூடாது நேதாஜி பேரை சொல்லக்கூடாது இது போக ஒரு பத்து பேருடைய பேரை சொல்லுங்கன்னு சொன்னா பத்து பேருடைய பேரை சொல்லதுக்கு தயாராக இல்லை சரி ஒன்பது யாருடைய பேர் சொல்லுங்கன்னா அதுக்கும் தயார் இல்லை எட்டு பேர் ஏழு பேர் ஆறு பேருன்னு சொல்றாரு சரி ஒருத்தர் பெரியார் சொல்லுங்கன்னாரு ஒரு அம்மா இருந்துச்சாங்க தில்லையாடி வள்ளியம்மைன்னாங்க சந்தோஷம் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி சொல்லிருக்கீங்களா அப்படின்னு அது இப்போ விஜய் ஒரு படம் எடுத்தாரு அதில் தான் தெரிஞ்சு அந்த பேர் வச்சாரு அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது அதனால தான் தில்லையாடி வள்ளியம்மன் ஒரு ஆள் சுதந்திர போராட்டத்தை தியாகின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாங்க ரொம்ப சங்கடமாய் போயிட்டு உண்மையாக இந்த நாட்டுக்காக இந்த மண்ணில் வாழ்ந்த இந்த திருச்சிலங்குப்பு பகுதியில் அண்ணன் கோலப்பன் சார் பேசும்போது சொன்னாங்க மூத்த பிள்ளை அப்படிங்கிறவருங்க வாழ்ந்தாரு அவருடைய பென்ஷன் கூட வாங்குறதுக்கு அவர் தயாராக இல்லை அந்த சுதந்திர போராட்டத்தை அவர் கலந்துகிட்டாருங்கிற விஷயத்துக்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கோ தன்னுடைய மனைவிகளுக்கோ நம்மளுடைய வீடு வாங்கணும்னோ பொருள் வாங்கணும்னோ வேலை வாங்கணும்னோ முயற்சி பண்ணல அப்படின்னாரு அதனால தான் அவர் தியாகி சொல்லிட்டு நம்ம எனக்கு பிள்ளைக்கு வேலை கொடுங்க எனக்கு ஒரு வீடு கொடுங்க எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் அந்த லிஸ்ட்ல வர மாட்டார் அவர் மட்டும் இல்ல நம்ம பக்கத்துல மாற்று சிந்தனை இருந்தாலும் கூட பக்கத்துல இருந்தாரு புதப்பாண்டி பகுதியில பிறந்து வளர்ந்த ஜீவானந்தம் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினாரு துரதிருஷ்டவசமாக தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு எத்தனை பேருக்கு நமக்கு வரலாறு தெரியும் பல வருடங்களாக தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அவருக்கு இரண்டாவது திருமணம் ஆயாச்சு குழந்தை பிறந்தாச்சு அவருடைய குழந்தை முகமே மறந்துட்டு குழந்தை மரம் இப்ப மாதிரி பேஸ்புக் வாட்ஸ்அப் கிடையாது இப்ப இல்ல செல்ஃபி எடுப்பா வீடியோ கால் பண்ணுவாங்க பேசிட்டு இருப்பாங்க செல்போன் கிடையாது போன் கிடையாது தகவல் மட்டும் வரும் பல ஆண்டுகளாக தலைவரை வாழ்க்கை ஒரு ஒரு சமயத்தில் ஒரு தகவல் வருது இத்தனாம் தேதி இரவு பத்து மணிக்கு இந்த கோயிலில் வச்சு தோழர் ஜீவ வாராரு சந்திக்கக்கூடியவங்க சந்திக்கலான்னு அவங்களுடைய சகோதர அமைப்புகளுக்கு மட்டும் அவருடைய போர் புரிந்த அவருடைய தேசம் தோளோடு தோல் நின்றவர்களுக்கு மட்டும் தெரியும் அந்த குறிப்பு வருது நைட்டு போய் சந்திக்காங்க ஒவ்வொரு பகுதியில் இதே உணர்வோடு இருக்கக்கூடிய ஒன்று பேர் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சுதந்திரத்திற்காக என்ன நடந்துட்டு இருக்குங்கிற தகவலை பரிமாறுவர் தலைமுறை வாழ்க்கை இந்த தகவல் வெளியே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவான் உள்ள போட்டுருவான் அப்ப அவர் சொன்னார் ஒரு தோலை சந்திக்க வந்திருக்காரு உங்களை வேண்டி ஒரு குழந்தை வந்திருக்கு பாக்காரு எந்திச்சு பாக்காரு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு வயது ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பிள்ளை அவர் கேட்காரு இந்த இரவுல இரவு பத்து மணிக்கு மேல ஒரு பெண் குழந்தைய கூட்டு வந்திருக்கேன் அது என்ன சந்திக்கணும்னு இந்த மாதிரி சூழலை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு உங்க அப்பாவுக்கு பேரு எங்க அப்பாவுக்கு பேரு ஜீவானந்தம் அப்படிங்கிறது தன்னுடைய மகளை கூட தன்னுடைய மகளினுடைய முகத்தை கூட மறந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த மண்ணுடைய மைந்தர் ஜீவா ஆனா இன்றைக்கு இந்த நாட்டை வித்து கொள்ளையடிச்சு இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரி பணத்தை தன்னுடைய மகளுக்கு சொத்து சேர்க்கணும் மகனுக்கு சொத்து சேர்க்கணும் மகனுக்கு ஒரு டிவி மகனுக்கு மகளுக்கு ஒரு டிவி இந்த நாட்டை இந்த மாவட்டம் இவங்களுக்கு இந்த மண் இவளுக்கு இந்த துளிலாம் இவங்களுக்கு அப்படின்னு கூறு போட்டு வித்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தையும் அந்த காலகட்டத்தையும் நம்ம எண்ணி பார்க்கணும் அதே நம்மள சொன்ன மருது சகோதரர்கள் அந்த ராகுல் பேசினான் மருது சகோதரர்களை பத்தி புலித்தேவன் இந்த மண்ணுக்காக முதல் சுதந்திரப்பட்டதற்காக வேண்டி கட்டபொம்மனுக்கு வீரபாண்டிய கட்டம்மனுக்கு முன்னாலே குரல் கொடுத்தவர் யாரு புலித்தேவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல் சேவல்பட்டியில இருந்த முதல் சுதந்திரத்துக்காக போராடினாரு ராமநாதபுரம் சீமையில் இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் இந்த நாட்டுக்காக இந்த தேசத்திற்காக இந்த சுதந்திரத்திற்காக இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பில் எதிர்ப்பில் முதன்முறையாக நின்னது முன்னணியாக நின்னது அவங்கள மீட்டே திருந்தாங்க சிவங்க சீமையை மீட்டே திருந்தாங்க அவருடைய சிவங்க கோட்டையை ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க அவருடைய தளபதியா இருந்தது குயிலி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அவருடைய வீர தளபதி ரெண்டு பேருக்கிட்ட நிக்க முடியாது அப்படி நிற்பாங்க அவங்களுடைய ஒரே எண்ணம் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல இந்த நாட்டை மீட்டெடுக்கணும் இந்த கோட்டையை மீட்டெடுக்கணும் இருந்து மீட்டெடுக்கணுங்கிறது வைராக்கியத்தோட வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த ஒற்றமும் கிடையாது எந்த படையும் கிடையாது என்ன செய்யலாம் யோசிச்சுட்டே இருந்தாங்க ஒரு சின்ன படையை மட்டும் பெண் படையை திரட்டி வச்சிருந்தாங்க வருடத்திற்கு ஒரு முறை ஆயுத பூஜை நடக்கும் ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா ஆயுதங்களையும் பயிற்சி ஒரே இடத்துல வச்சு பூஜை செய்யுது வழக்கம் அந்த நாளை செலக்ட் பண்ணாங்க என்ன பண்ணலாம் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த கோட்டைக்குள்ள அத்தனை பேரை நுழையலாம் மற்ற சமயத்தில் பாதுகாப்பு கருதி யாரையும் போக முடியாது அன்னைக்கு ஆயுத பூஜை வேலுநாச்சியார் கூட ஒரு பெரும் படையோடு உள்ள போறாங்க சாதாரண உடையிலிருந்து மறைச்சு வச்சுருந்தாங்க ஆயுதங்களை எல்லாம் மறைச்சிட்டு அங்கே போனாங்க உள்ளே பார்க்காங்க எல்லா ஆயுதங்களையும் ஒரே இடத்துல குவிச்சு வச்சிருக்கு பூஜை ஆரம்பிச்சாச்சு அப்போ குயிலி மட்டும் யோசிச்சா இந்த நேரத்தில் இந்த கோட்டைக்குள்ள படைகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கு நம்ம போராட்டம் நடத்தினா போர் புரியணும்னு நினைச்சோம்னா நம்மளையும் வேலுநாச்சாருடைய படையிலையும் பல பேர் உயிர்களை இழக்க வேண்டும் எந்த கணம் யோசிக்கல அது ஒரு பெரிய மாளிகை சுற்றுப்பிரகாரம் மாதிரி இருந்தது நடுவில் முற்றம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அத்தனை ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க எந்த கிழமும் யாருக்கும் யோசிக்கல யார்ட்டையும் பேசல நேர குயில் மாடிப்படியில் ஏறி போனாங்க தான் மேலே தீ வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஆயுதங்களுக்கு மேலே குவிச்சிட்டாங்க முதல் தற்கொலை படை தாக்குதல் நடத்தினது யாருன்னா குயிலி ஆங்கிலேயருடைய அத்தனை ஆயுதங்களும் ஒரு கணத்துல பஸ்பம் ஆயிட்டு அவன் நினைச்சிருந்தா ஒரு ஆர்டரை போட்டுட்டு ஒரு எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கிறான் ஆனா நினைக்கல தன் கூட இருந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் பயிற்சி பெற்ற சகோதரிகள் வேலுராட்சியருக்கு உடையில இருக்கணும் ஒரு உயிரிழப்பு கூட நடக்கக்கூடாது தன்னுடைய உயிரை இழந்தாலும் பரவாயில்லைன்னு தற்கொலை படை தாக்குதல் நடத்தினது குயிலி எத்தனை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னாங்க பல எட்டப்பன்கள் இருந்தாங்க எல்லாரும் திரும்பினாங்க தண்டோரை போட்டாங்க மருது சகோதரர்களை பத்தி தகவல் சொல்லக்கூடிய உங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொன்னாங்க யாருமே காட்டி கொடுக்கல பிடிக்க முடியல அவங்களை அடிக்க முடியல நம்முடைய வீழப்பா இருந்த மருந்து சகோதரர்களை உயிர் வாங்கினாதான் நம்ம நிம்மதியா அந்த இடத்துல உட்கார முடியும் இந்த இடத்துல ஆட்சி செய்ய முடியும் நமக்கு நிம்மதியா இருக்கணும்னா மருந்து சகோதரைய உயிரை எடுக்கணும்னு ஒரே வீழப்பா இருந்தான் அப்பந்தான் ஒரு தகவல் கிடைச்சது மருது சகோதரர் தன் தாய்நாட்டின் மீது எவ்வளவு பற்றுதல் இருக்காங்களோ அதே போல அவங்க வழிபாடு செய்யக்கூடிய காவலர்களின் மீது மிகப்பெரிய தேசபக்தி தெய்வ பக்தி உள்ளவங்க இந்த கால உடனடியாக எங்க இருந்தாலும் மருது சகோதரர் வந்துருவாங்க அப்படின்னா ஆங்கிலேய நம்பல அது எப்படி கோட்டையை பிடிச்சு வச்சா வருவான் பொருள் எல்லாம் எடுத்து வச்சா வருவான் தன்னுடைய சகோதரர்களை ஏதோ பிடிச்சு வச்சா வருவான் ஆனா காளையர் கோயில் கோபுரத்தை தகர்த்தேன்னு சொன்னா வருவானா அப்படின்னு சொல்லி யோசிச்சான் காரணம் அவங்களுக்கு இந்த மாதிரியான தெய்வ தண்டோரா போட்டாங்க இருந்தாலும் கூட ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் சொல்லி தண்டோரா போட்டான் சூரிய விட்டால் காளையர் கோயிலுடைய கோபுரத்தை பீரங்கி வைத்து தகர்க்கப்படும் சொன்னான் அந்த செய்தி கேட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் மருது சகோதரர் சரணடைஞ்சாங்க பயங்கர ஆச்சரியம் ஆங்கிலேயர்களுக்கு மருது சகோதரர்கள் வந்து சரணடைஞ்சாங்க அவன் ஆச்சரியப்பட்டு போனான் ஒரு கோயிலினுடைய கோபுரத்தை தகர்ப்பேன்னு சொன்னதுக்காக வேண்டி மருது சகோதரர்கள் வந்து சரணடைஞ்சிருக்கான்னு சொன்ன பயங்கர ஆச்சரியம் ரெண்டு பேரையும் கை விலங்கு போட்டு வச்சிருக்கு ரெண்டு பேரையும் தூக்கில போடுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு உங்களுடைய கடைசி அவസ്ഥை என்னன்னு கேட்கிறான் அப்ப கூட அங்கே யோசிச்சான் இந்த தேசத்துல உங்களுக்கு அடிமை வாழ்க்கை நாங்க வருவோம் உங்களுக்கு கேட்கல என்ன கேட்டாங்க ரெண்டு பேரும் தயவு செய்து இது போல ஒரு ஆயுதத்தை இந்த காளையர் கோயிலை வெடிவைத்து தகப்போம் என்ற அறைகூவலை பயன்படுத்தாதீர்கள் பேச்சுக்கு கூட இந்த கோயில் கோபுரத்தை இடிப்பேன் என்று கூறாதீர்கள் என்று சத்தியத்தை தர முடியுமா என்று கேட்டார் ஆச்சரியப்பட்டு போனான் அவருடைய தெய்வ பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னா இது நாட்டுக்காக கேட்ட உனக்காக ஏதாவது கேளு அப்படின்னா மறுபடியும் உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்போம்ல அது போல அப்ப கூட ஏதாவது கேட்பான்னு எதிர்பார்த்தான் எனக்கு ஒரு கிராமத்தை கொடுங்க நான் ஓடிடுவேன் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுங்க நான் ஓடிடுவேன்ட்டு அப்ப கூட என்ன கேட்டான் தெரியுமா இந்த கோபுரத்தின் மீது பக்தி கொண்டவர்கள் நாங்கள் எங்களுடைய இறப்புக்கு பின்னால எங்களுடைய சாவுக்கு பின்னால எங்களுடைய சமாதிய அந்த கோபுரத்தினுடைய பார்வையில முன்பகுதியில வைக்கணும்னு வேண்டுகோள் வச்சான் என்ன ஒரு தேசபக்தி பாருங்க இன்னைக்கும் கூட அந்த திருப்பத்தூர் பகுதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தால பாத்தீங்கன்னா அவங்கள தூக்கில போட்ட இடம் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தால மருது சகோதரர்களை தூக்கிலிடப்பட்ட இடம் அந்த இடம் தான் அந்த இடத்துல தூக்கில போட்டு அவங்கள பாடியை கொண்டு போய் அந்த காயர் கோயில் கோபுரத்திற்கு முன்னால பார்த்தீங்கன்னா ரெண்டு சமாதி இருக்கும் சின்ன மருது பெரிய மருது ஆச்சரியப்பட்டு போனான் மருது சகோதரன் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து அந்த கோட்டையை மீட்டு அந்த காளையர் கோயிலை போல ஆயிரம் கோயில்கள் கட்ட முடியும் ஆனா அவங்க யோசிக்கல அவங்க மீண்டு வந்திருந்தாங்க இதே போல ஒவ்வொரு ஊர்களையும் இதே போல கோயில்களை கட்ட முடியும் அவங்க யோசிக்கல அந்த ஒரு கோயில இடிப்பதற்கு கூட அனுமதிக்க முடியாது என்ற ஒரே வைராக்கியத்தோடு அந்த தெய்வத்தின் மீது உள்ள பற்றில அவங்க சரணடைஞ்சு அவங்களுடைய உயிரை இழப்பதற்கு தயாராக இருந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வாவூசிய பற்றி பேசணும் இந்த தேசத்துல வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது ரெண்டு பேருக்கு ஒன்னு வாவூசி இன்னொன்னு சுப்பிரமணிய சிவா வாய்ப்புட்டு சித்தம் பேசவே கூடாது மூன்றாவதா போட்டது யாரு தெரியுமா தேசியமும் தெய்வீகம் என்னுடைய இரு கண்கள் சொன்ன முத்துராமலிங்க தேவருக்கு அப்ப கூட அசரல வாய்ப்புட்டு சட்டம் போட்ட நாம வீட்டுல உட்கார்ந்துருவோம் பாவுசி கொஞ்சம் கூட யோசிக்கல சைகையில பேச ஆரம்பிச்சாங்க உன்னோட பேசுவாங்க வாய்ப்புட்டு தானே சட்டம் பேச கூடாது நடிச்சு காண்பிப்பாங்க வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வவுசி தென் மாநிலங்களிலேயே சுதந்திரத்திற்காக போராடிய மிகப்பெரிய வீரர் வவுசி பத்தி பேசும்போது எல்லாரும் சொன்னாங்க அவருடைய வாழ்க்கையை பத்தி சொன்னாங்க கப்பல் ஓட்டியதை பத்தி சொன்னாங்க சிறையில் அடைக்கும் போது அவர் விட்ட கஷ்டங்களை சொன்னாங்க மாட்டுக்காக பதில் அவரை போட்டு இழுத்து செக்கலுக்கு வச்சான் அப்ப கூட கவலை இல்லை கூட உள்ளவங்களாம் கேட்டாங்க இது எவ்வளவு பெரிய செல்வந்தர் எவ்வளவு பெரிய மண் இருக்கலாமா ஐயா உங்களுக்கு தான் இது செக்கு இந்த பாரத தேசத்தையே சுமக்குது போல நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னுடைய சுதந்திர வேட்கைக்கு இது ஒரு வேலை அப்படின்னாரு இருந்தாலும் கூட அவருடைய குடும்ப வறுமையினால வாடிச்சு வெளியே வந்து அவர் கட்டில் அவருடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்த்தோன்னா நம்மளால பேசவே முடியாது இது மாதிரியான நிகழ்வுகளில் நம்ம பெரிய தலைவர்களை பற்றி விடுதலை போட்ட போராளர்களை பற்றி போராளிகளை பற்றி தேச தேசத்திற்காக போராடிய போராளிகளை பற்றி பேசும்போது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது நாம் கொஞ்சமாவது அவங்களுடைய வழித்தோண்டல்களாக அவர் இந்த மாதிரிலாம் செய்திருக்காங்க அப்படின்னு வாவுசிய வரலாறுலாம் படித்தோம்னா நம்மலாம் பேசவே முடியாது அவருடைய தன்னுடைய நண்பர்களுக்கு எழுதும்போது கிடையாது இரட்டை வாழ்க்கை இரட்டை ஆயுள் தண்டனை அவர் கிடைச்சிட்டு இரட்டை ஆறில் தென்ன ஆயுசு முழுவதும் வெளியே வர முடியாத மாதிரி உள்ள சூழலை அந்த இரட்டை ஆறில் கிடைச்சோன்னா அவருடைய தம்பிக்கு சொந்த தம்பிக்கு மனநிலை சரியில்லாமல் துணி இல்லாமல் உணவு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் சிறையில இருந்தே அவருடைய நண்பர்களுக்கு கழுதி எழுதியார் பாவுசி எழுதியார் யாராவது உங்கள் வீட்டுக்கு தேடி வந்தா உங்கள் வீட்டை தேடி வந்தா மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா உணவு கேட்டு வந்தா துணி இல்லாமல் வந்தா ஒருவேளை உணவளிக்கிறதுக்கு தயாராக இருங்க துணியெல்லாம் ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு துணி கொடுக்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு எழுதியாரு காரணம் என்னன்னு சொன்னா ஒருவேளை அது என் தம்பியாக கூட இருக்கலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் வாவுசி தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழந்து தன்னுடைய தொழிலை இழந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் சுப்பிரமணிய சிவா சிறையில இருந்து அவருக்கு தேவையில்லாத கொடுமைகள் பண்ணி தொழிலாளியால் வசிக்கக்கூடிய அவங்களுடைய உடைவுகளுக்கு உடைகளை கொடுத்து தொழில்நோயாளியாக வாழ்க்கப்பட்டார் அவருடைய கடைசி வாழ்க்கையில் தொழுநோயாளியாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருடைய சுதந்திர போராட்டத்தை தாங்க முடியாம அவருடைய போராட்டத்தினுடைய தீவிரத்தை அடக்க முடியாம தொழுநோய தொழுநோயாளிய ட்ரெயின்ல ஏத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தான் ஏன்னா சுப்பிரமணிய சிவாக்கு தொடுநோயாளி நீ உனக்கு நீ வந்து ட்ரெயினில் ஏறி போனாதானே மற்ற மாவட்டங்களுக்கு நீ போவ மற்ற இடங்களுக்கு போவ சுதந்திர போராட்டத்தை உருக்குவிப்ப அங்க சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசுவ அப்படிங்கிறதுக்காக வேண்டி புது சட்டமே கொண்டு வந்தான் ஜெயிலில் வந்து சாரி ரயிலில் வந்து தொழில்நோயாளிகளை ஏற்றக்கூடாதுன்னு நடந்தே போனாரு கூட்ஸ் வண்டியில் தலைமறைவா கல்ல ட்ரெயின் ஏறி போனது மாதிரி கூட்ஸில் சரக்கு வண்டியில் ஏறி உள்ளே போய் உட்காந்துட்டு சாக்கு மூட்டையில் சுற்றிக்கிட்டு ஊர் ஊராக போனார் நாடு நாடாக போனார் திரு திருவா போனார் சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழந்து தன்னுடைய குடும்பங்களை இழந்து தனக்குன்னு பொருள் சேர்க்காம தனக்குன்னு வீடு சேர்க்காம தனக்குன்னு குடும்பம் சேர்க்காம குடும்பத்துக்குன்னு சொத்து சேர்க்காம அவர்கிட்ட வாங்கி தந்தது தான் இந்த சுதந்திரம் ஆனால் பாட்டு படிப்பான் கதராட்டையே சோபிதம் கைராட்டையே ஆயுதம் ஏதோ கைராட்டையே ஆயுதமாக அணிச்சு இந்த சுதந்திரம்லாம் கிடைச்சதாட்டு பொய்யான வரலாறுகளை திணிப்பான் அப்படி இல்லை கத்தி இன்றி யுத்த ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வந்தது அப்படியே உண்மை கிடையாது உண்மையிலே சொல்ல போனா அந்த நேதாஜியினுடைய படையை தாங்க முடியாம நேதாஜி படம் திரட்டிக்கிட்டு இருந்தாரு நேதாஜி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்களை ஒன்று திரட்டினாரு இந்த சுதந்திரத்திற்காக ஒரு பெரிய படையை உருவாக்குனாரு ஐஎன்ஏ படையை உருவாக்குனாரு அந்த படை இன்னும் கொஞ்ச காலம் விட்டாச்சுன்னா அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயாச்சு நாம தோத்தோன்னு காணிச்சு கூடாதுங்கிறதுக்காக வேண்டி காந்தியடியினுடைய அகிம்சை போராட்டத்திற்காக நாங்கள் சுதந்திரம் கொடுக்க போறோங்கிறதுக்காக வேண்டி கொடுத்தான தவிர காத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் என்று வந்தது எல்லாம் கிடையாது இந்த நாட்டுக்காக பல போராட்டங்களை நடத்தது இந்த தேசத்துக்காக பல போராட்டங்களை நடத்தி மிகப்பெரிய ஆனா உண்மையிலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் போர் நடக்கும் என்ன நடக்கும் பார்த்துட்டு விளையாட்ட போர் மாதிரி பார்த்துட்டு இருப்பான் விளம்பர யுக்தி உண்மையிலே போர் நடந்துட்டா கண்டுக்காம போயிட்டே இருப்பான் ஆக இதையெல்லாம் எதற்காக வேண்டி சொல்லுவேன்னு சொன்னா இந்த சுதந்திர தின விழாவில் நாமெல்லாம் குறைந்தபட்ச வரலாறுகளையாவது நாமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த நாட்டுக்காக இன்னும் இருந்து பல தியாக செம்மல்கள் வாழ்ந்த பூமியானது இந்த பூமி அதனால இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தின விழாவிலே அத்துணை பேரும் முதலே சொன்னது போல வீடுகள் தோறும் தேசிய கொடியேற்றி ஒரு பெரிய விழா கோலமாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரியவர் மணிநாயகம் ஜி பேசும்போது சொன்னாங்க நம்மளுடைய நல்ல ஒரு பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் இந்த நாட்டுக்காக அத்துணை பேரும் வீட்டில் கொடியேற்றுன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக பார்த்தா போதும் வரக்கூடிய ஃபோன் எல்லாம் இதுதான் எங்கே கொடி கிடைக்கும் கொடி கிடைக்குமா கூட ஒரு பத்து வீட்டுக்கு வேணும் ஒரு அஞ்சு வீட்டுக்கு வேணும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஃப்ரீயாக கிடைக்குமா பைசா கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அத்துணை பேரும் அவ்வளவு வேகத்தோடு இருக்காங்க வீட்டில் தேசிய கொடி ஏத்தணும் எங்க வீட்டுல ஏத்தன போல பக்கத்து வீட்டில் ஏற்றணும் ஏத்த வீட்டுல ஏற்றணும் இந்த தெரு ஃபுல்லா ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு தேசிய உணர்வு அத்தனை பேர் மத்தியிலையும் பரவிட்டு இருக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லதற்கு ஒரு இந்த கருத்தை சொல்லதற்கு இவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு வேற யாருக்கும் தகுதி இல்லை அந்த தேசத்தின் மேல மிகப்பெரிய பற்று வைத்ததுனால இந்த வார்த்தை வருது வேற எதுவுமே காரணம் இல்லை ஒரே ஒரு கருத்தோடு முடிச்சுக்குவேன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியுடைய ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்னாக ஒரு ஹிந்தி சேனல்ல ஒரு பேட்டி எடுத்தாங்க அப்ப ஒரு மிகப்பெரிய தலைவர்கிட்ட பேட்டி எடுக்காங்க இத்தனை ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் வெற்றியாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் அப்படி பார்க்கக்கூடியவங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க கட்சியினுடைய ஆட்சியினுடைய பிஜேபியினுடைய ஆட்சியினுடைய வெற்றியாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் கேட்டாங்க எல்லாரும் பார்த்தாங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் தங்க நாற்கரை சாலை அமைச்சதை சொல்லுவாங்களா போக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சதை சொல்லுவாங்களா எதை சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாங்க அந்த தலைவர் சொன்னாரு இந்த எட்டாண்டு கால ஆட்சியிலே வெளிநாட்டில் வசித்து இருக்கக்கூடிய பாரத தேச நான் பாரத நாட்டை சார்ந்தவன் நான் இந்தியாவை சார்ந்தவன் என்ற கருத்தை ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் உண்மை முதல்ல வெளிநாட்டில் எனக்கு இருந்தாச்சுன்னா நான் இந்தியாவை சேர்ந்தவன் கூறி குறுகி போய் சொல்லுவான் இப்ப சொல்லுவாங்க நான் பாரத தேசத்தை சார்ந்தவன் நான் இந்தியன் அப்படின்னு பெருமை கொள்கிறேன் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அத்துணை பேரும் காரணம் வேற யாரும் காரணம் நாம் எல்லாருமே காரணம் தேசியத்தின் பக்கம் நிற்கும் இந்த நிலை தொடர வேண்டும் எப்படி ஒரு அறைகோல் விடுத்தோன்னே அத்தனை பேருடைய வீட்டிலையும் தேசிய குடியேற்றணும் ஒரு உணர்வு வந்ததோ அதுபோல இந்த தேசத்தின் மீது பற்று தொடரணும் தேசம் இந்த தேசம் பாரதம் உலகின் குருவாக நாம் ஒத்துணை பேரும் வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்